ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுத்த வித்யாஸ் சுத்த வித்யாஸ் அதை அதை ஜென்ரலாக பார்க்கணும்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்னா சுத்த தத்துவாசை பற்றி பார்க்கலாம் அதாவது சுத்த தத்துவாசுன்னா இந்த சிவன் சக்தி சதாசிவன் ஈஸ்வரன் சுத்த வித்யா அதாவது சைவ சித்தாந்தத்தில் இந்த அஞ்சும் வந்து <clears throat> சுத்தமான தத்துவங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பியோர் தத்துவாஸ் இல்லைன்னா சுத்த தத்துவாஸ் முதல்ல தத்துவானா என்ன ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காரை பண்ணணும்னா சின்ன சின்ன சின்ன நிறைய பார்ட் இருக்கும் அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எடுத்தாச்சுன்னா கடைசியில் ஒரு கார் வரும் அந்த கார் வந்து ஓடும் சின்ன சின்ன இருந்து அசம்பிள் பண்ணி காரை உண்டாக்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபுல் காரை எடுத்து சின்ன சின்ன பாட்டாகவும் பிரிக்கலாம் இந்த பாட்டுன்னு நான் சொல்றேன் சின்ன சின்ன பாகங்கள் அது எல்லாம் சேர்ந்து ஒரு கார் ஆகிறது மாதிரி இந்த தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்துல தத்துவங்கள் நிறைய இருக்குது இருபத்தி நாலு முப்பத்தாறுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு மேல கடவுள் ஒரு கடவுளுங்கிற ஒரு வந்து இவ்வளவு தத்துவம் சேர்ந்தது தான் கடவுள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் வந்து ஃபார்ம் ஆனது வந்து இவ்வளவு தத்துவம் சேர்ந்ததுனால அப்படின்னு சொல்லலாம் ஸோ தத்துவம்னா ஒரு சின்ன பார்ட் சரியா அதை முதல்ல வச்சுக்கணும் சுத்த அசுத்த தத்துவாஸ் இல்லைன்னா அசுத்த தத்துவாஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்கு அது பின்னாடி இந்த மாயா பாடி கை காலு மூக்கு அதெல்லாம் பற்றி பேச முடியாது நம்ம அதை பற்றி பேசல இந்த முதல்ல உள்ள தத்துவங்களை பற்றி பார்க்குறோம் முதல்ல என்னன்னா பரமசிவன் என்னன்னா சிவன் சரியா சிவன் வந்து ஒரு ஆடு சிவன் வந்து இப்போ எதுக்கு ஓகே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சிவன் வந்து ஒரு ஆடு இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா நம்ம இருக்கும்போது இப்போ எனக்கு உள்ளால நான் அப்படின்னு ஒரு போதம் இருக்குது இல்லையா உம் அகங்காரா இல்ல அது சரியா நான் என்ற போதம் உம் அந்த போதம் வந்து அந்த போதம் தான் பின்னாடி மாயா கூடால சேரும்போது அகங்கார அவாட்டும் மாறும் உம் ஆனா நான் சொல்லக்கூடியது பியோர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த போதம் அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் அது ஒண்ணு இருக்குது அதுல எந்த சலனமும் இல்லை நமக்கு உள்ளால நானுங்கிறத அது பிக்ஸ்டா தானே இருக்குது இப்போ பத்து வயசுலயும் எனக்கு உள்ளால அந்த நான் நானா தான் இருந்தது அதே நான் தான் இப்போ எனக்கு உள்ளால நானா இருக்குது அப்படித்தானே தெரியும்ல நான் வந்து பத்து வயசுல இருந்து இந்த எனக்கு மாற்றங்கள் நிகழுது எனக்கு உடம்புக்கு மாற்றங்கள் நிகழுது எனக்கு மனசு மாறுது அந்த நான் அது வந்து மாறல அது பிக்ஸ் தானே எல்லாருக்கும் அது ஃபிக்ஸ்டு ம் நான் அதே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த எந்த சலனமும் இல்லாதது சிவன் ம் அந்த போதம் அது ஒரு சைட்ல அடுத்தது இது எந்த சலனமும் இல்லை ஆனா அதுலயே ஒரு சின்ன பாட்டு வந்து சக்தி சின்ன பாட்டுன்னு நான் மீன் பண்றதுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் அதனாலதான் இது ரெண்டும் ஒண்ணு ஆனா வேற உம் ஒண்ணு வந்து அந்த போதம் என்ன ஒண்ணு இப்ப நீங்க கண்ணாடின்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நான் என்ன பார்க்கறேன் பார்க்கும்போது கண்ணாடியில தெரிகிறது யாரு நான் தான் கண்ணாடியில தெரியக்கூடியது நான் தான் நான் இங்க இருக்கிறேன் சிவா கண்ணாடி வந்து என்னை பிரதிபலிக்குது அந்த கண்ணாடிய நான் சக்தின்னு சொல்றேன் புரியுதா உம் சோ அதாவது சக்தி வந்து சிவனோட ஒரு பாகம் தான் அது வந்து வெளியில ப்ரொஜெக்ஷன் அப்படியே அந்த இதுல வரும்போது அதை ப்ரொஜெக்ஷனா என்ன வெளிப்படுத்துறதா இல்லை அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஒரு பீமர்ல இருந்து நம்ம ஒரு சினிமா தேட்டர்ல வந்து அந்த இதை வந்து அந்த ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா அந்த மீனிங்ல சொல்றேன் ஸோ அந்த டைனமிக் பார்ட் வந்து சக்தின்னு நம்ம சொல்றோம் ஸோ சிவன் சக்தி அடுத்தது சதாசிவன் சதா சிவன் அது ஒரு சிவனோட ஒரு என்ன சொல்றது ஒரு மாறுபட்ட ஒரு நேச்சர் அதையும் சொல்லலாம் அடுத்தது ஈஸ்வரா சிவனை தான் வந்து ஈஸ்வரான்னு சொல்லுவோம் அடுத்தது சுத்த வித்யா இது அஞ்சும் பியோர் தத்துவாசம் பியோர் தத்துவாசம்னா எந்த மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்கக்கூடியது இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இப்ப நான் ரமேஷ் இந்த இங்க கம்ப்யூட்டர் இருக்குது அது இது எல்லாம் என்னெல்லாமோ இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது பொருட்கள் இந்த பூமியில உள்ள பொருட்கள்னால செய்யப்பட்டவை அந்த பூமியில உள்ள உள்ளது எல்லாமே வந்து தத்துவாசில கடைசியில வந்துடும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடியது இந்த பாடி அது இதெல்லாம் வந்து தத்துவாசில கீழே வந்துடும் அதெல்லாம் வந்து அசுத்த தத்துவாஸ் உம் இப்ப நம்ம பேசி இருக்கக்கூடிய சுத்த தத்துவாஸ் சோ இதை தொடங்கும் போது முதல்ல இந்த சுத்த வித்யால இருந்து தொடங்கும் கீழே இருந்து தொடங்கும் சுத்த வித்யானா என்ன சுத்த ஓகே வித்யானது நாலெட்ஜ் அறிவு விஸ்டம் விஸ்டம்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா சுத்த வித்யாங்கிறது இப்போ நான் வந்து ஒன்னும் ஒன்னையும் கூட்டணும்னா எப்படி கூட்டுவாரு அந்த ஒன்னுன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி அந்த ஒன்னையும் என்ன ஒரு ஒன்னையும் கூட்டுறதுக்குள்ள மெத்தட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இவ்வளவும் எனக்கு மைண்டுக்குள்ளால இருக்கும் நான் வந்து அதை கூட்டுறேன் ஒன்னும் ப்ளஸ் ஒன்றும் எனக்கு மைண்டு மூலமாக நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் ம் ஒன்னே ஒன்னே கூட்டியாச்சுன்னா ரெண்டு அப்படின்னு நான் சொல்றேன் இதுக்கு என்னதெல்லாம் தேவை எனக்கு புத்தி தேவை எனக்கு மைண்டு தேவை எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும் ஒன்றுன்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த கூட்டல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு புத்தியும் மைண்டையும் யூஸ் பண்ணி நான் வந்து அதை கூட்டி ஒன்னும் இது வந்து நம்மளுடைய அறிவு உலக ரீதியிலான அறிவுன்னு நம்ம சொல்லக்கூடியது இது உம் ஆனா சுத்த வித்யாங்கிறது வந்து அது வந்து ஒரு நிலை சரியா சுத்த வித்யாங்கிறது இப்போ நான் நான் நம்ம சொல்றோம் இல்லையா நான் நான் வந்து இப்போ ஒரு சாதா உலகபூர்வமா வாழக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டாச்சுன்னா அவர் அவருக்கு பேரை சொல்லு அந்த பாடிய கூடால ஐடென்டிஃபை பண்ணி அவர் பேசுறாரு தப்பு எல்லாம் சொல்லல அவர் அப்படி பேசுவார் இப்போ அவரு வந்து பாடிக்க கூடால ஐடென்டிஃபை பண்றாரு அந்த உள்ளால நான் நான் நான் எல்லாருக்கும் உள்ளாலையும் இருக்குதுல்ல எனக்குள்ளால அந்த நான் இருக்குது உங்களுக்குள்ளால அந்த நான் இருக்குது இந்த நானுக்கு ஒரு பாடி இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க நினைச்சுக்கோங்க அந்த நான் எதால செய்யப்பட்டதுன்னா பியூர் அறிவால செய்யப்பட்டது அந்த நான் அந்த நான் வந்து நினைக்குது எனக்கு உள்ளால இருக்கக்கூடிய நான் தன்னைத்தானே உணரும்போது அந்த நான் அறிவால் செய்யப்பட்டது என்பதை அறிகிறது அப்புறம் புரியுதா அந்த நானோட பாடி வந்து அறிவு அந்த அறிவு தான் நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளால இருக்கக்கூடிய அந்த நான் வந்து ஃபுல் ஆஃப் அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் தான் சுத்த இன்டர்நெட்ல சும்மா இது வந்து என்னது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்தேன் குழப்பி தள்ளி தலையும் புரியாம காலம் புரியாம இருக்கு இது வந்து ஒரு நிலை மனிதன் உணரக்கூடிய இல்லைன்னா உணர முடியக்கூடிய ஒரு நிலை அதுதான் இந்த சுத்த வித்யான்னு சொல்றது இது வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு உள்ளால உள்ளால உணர்வேன் அந்த சுத்த வித்யா நிலையில இருக்கும் போது சரி அதனால்தான் அதை நிலைன்னு நான் சொல்றேன் ரொம்ப எதுவுமே யோசிக்காம ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் அது என்ன சொல்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும் அது அது அந்த டைம்ல ஒண்ணுமே புரியாது அதுக்கப்புறம் அந்த நிலைமை நிலையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ இப்படி ஏதோ நடந்ததே அதை உணர முடியும் ஏன்னா மைண்ட் வந்து அந்த இடத்துல கிடையாது அது இம்பார்ட்டன்ட் சரியா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த மைண்டால நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும் இதை உணரும் போது இந்த நிலையில இருக்கும் போது மைண்டு கிடையாது இந்த இன்னொன்னு இந்த நிலையை பற்றி சொல்லணும்னா இது சொல்லலாம் சுத்த வித்யா பற்றி சொல்லணும்னா ஒரு பிரிசம் பிரிசம்னா என்னது இந்த ஒரு கண்ணாடியில கிறிஸ்டல் மாதிரி பண்ணி ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும் தெரியுமா அந்த சன்லைட் சூரிய ஒளி ஒரு சைட்ல படும் ஏழு கலர்ல வெளியில வரும் ஒரு பிசம் அது வந்து இதுல ஏதோ சம்பந்தப்பட்டது எனக்கு அதை அதை எப்படி ரிலேட் பண்ணனு எனக்கு தெரியல என்னமே நான் அதை சின்சியரா அதை பார்க்கல இந்த சுத்த வித்யாவுக்கும் இந்த பிரிசத்துக்கும் ஏதோ தொடர்பு உண்டு ஏன்னா அந்த சுத்த வித்யால வித்யா நிலையில உணரக்கூடியதுதான் இந்த பிரிசம்னு நான் சொல்லுவேன் அது ரொம்ப கிளியரா அதாவது நீங்க இப்ப நீங்க அங்க இருக்கிறீங்க நான் இங்க இருக்கிறேன் அந்த நிலையில இருந்தோம்னா நீங்க நினைக்க போறது நீங்க முன்னாடி நினைச்சது எல்லாமே எனக்கு தெரியும் என்னதுங்கிறது அது ரெண்டாவது சரியா என்னதுங்கிறத நான் சொல்லல ஆனா எனக்கு உள்ளால நீங்க நினைக்கிறது நினைக்க போறது அந்த நிலையில இருக்கும்போது வந்து எல்லாமே எனக்குள் அடங்கி அந்த தெரி எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் சரியா ஸோ அது வந்து சுத்த வித்யா தத்துவா ஆனா வந்து நான் அது வந்து ஒரு நிலை அப்படின்னு நான் சொல்றேன் அது ஒண்ணு அடுத்தது ஈஸ்வரா ஈஸ்வர தத்துவா ஆர் ஈசா ஈசா தத்துவம் என்னன்னா இது வந்து இந்த அஞ்சும் வந்து பியோர் தத்துவாஸ் ஆகும் சுத்த தத்துவாஸ் சுத்த தத்துவாஸ் என்ன மாயா வந்து சேராத்தது உம் இந்த இடங்கள்ல இந்த அஞ்சு தத்துவ தத்துவங்கள்லையும் மாயா என்பது கிடையாது மாயானா என்ன மாயானா என்ன இது பல பேர் பல ஆங்கிள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மாயாவை மாயான்னா என்னுடைய உண்மையான தன்மையை நான் உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம் மாயா அப்படின்னு வச்சுக்கலாம் என்னவா இருக்கட்டும் அது என்னவா இருக்கட்டும் இப்ப நான் சுத்த வித்யா அப்படின்னு எல்லாம் சொல்றேன் இல்லையா இப்ப நான் இருக்கிறேன் சுத்த வித்யா அப்படின்னு எல்லாம் சொன்னேன் ஆனா இப்போ அந்த நிலையில இல்லை ஏன் மாயா வந்து கூடல அந்த மாயா போகும்போது இந்த சுத்த வித்யா நிலையை என்னால உணர முடியும் ஸோ அப்போ மாயான்னு சொல்றது இந்த என்ன சொல்றது மலை காடு குளம் கடல் நான் நீங்க இது எல்லாமே மாயா இது வந்து சும்மா சொல்லியாச்சுன்னா நம்மள லூசுன்னு சொல்லுவோம் உம் சங்கரா அவர் அப்படி மாயாவை பற்றி இப்படி எழுதினாரு இவர் இப்படி எழுதினாரு அது உண்மையிலே அது அப்படித்தான் ஏன்னா அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு தெரியும் இது உண்மையானது அல்ல என்று எது இந்த உலகத்துல பார்க்கக்கூடியது எதுவுமே உண்மையானது இல்லை என்று அந்த இடத்துல இருக்கும்போது தெரியும் இப்போ ஈஸ்வர தத்துவம்னா என்னதுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் அப்படின்னு நான் ஒரு போதம் அகங்காரம் கிடையாது அந்த நான் என்ற போதம் அவேர்னஸ் அது இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா நம்ம சித்தர்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க பரவெளி இல்லைன்னா வெட்டி வெளி ஆகாசம் அந்த இதுல சொல்லுவாங்க இல்லைன்னா விசாலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதுன்னா ஒரு பரந்த வெளி பரந்த வெளி அந்த வெளின்னா அதை எப்படி சொல்லலாம்னா இப்ப அந்த வானத்தை பார்த்தோம்னா எப்படி தெரியும் அந்த ஸ்கை ஆகாயத்தை பார்க்கும்போது என்ன தெரியும் ஃபுல்லா அப்படி பறந்து கிடக்கு ஏதாவது இருக்குதா அதுல மேகம் இருக்கும் இல்ல ஏரோப்ளைன் போகும் பறவை பறவை அந்த மாதிரி நிலம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த ஈஸ்வர தத்துவத்துல இல்லைன்னா ஈஸ்வர நிலையில நம்ம உணரக்கூடியது போதம் இந்த ஃபுல் உலகமும் இந்த இப்ப உலகம் எல்லாம் தெரியுதுல இதெல்லாம் பாக்குறோம் இது எல்லாமே போயிரும் போயிட்டு அந்த பறவெளி இல்லைன்னா அந்த வெட்ட வெளி மட்டும் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடியது யூனிவர்ஸ்லேயே இந்த உலகத்திலேயே என்ன சொல்லக்கூடியது பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடியது மொத்த ரெண்டு பேர் நான் அந்த வெடி அவ்வளவு இந்த நிலைக்கு பேர் தான் வந்து ஈஸ்வர தத்துவம் இது வந்து மை அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுல நிறைய இருக்குது எல்லாமே மொத்தமா எடுத்து அந்த பரவெளி மட்டும்தான் இருக்கும் இது வந்து ஈஸ்வர தத்துவம் அந்த இடத்துல நான் அது அப்படியே இருக்குது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளு அந்த வெளி ரெண்டு ஐட்டங்கள் இப்போ அதுக்கு மேல உள்ள தத்துவாக்கு போகலாம் அதுக்கு மேல சதாசிவ தத்துவம்னு சொல்லுவாங்க ஈஸ்வர தத்துவத்துல ரெண்டும் வேற நான் வெளி அதுக்கு மேல சதாசிவ தத்துவத்துக்கு போகும்போது இந்த நான் இந்த பரவழி இது ரெண்டும் ஒன்னா இருக்கும் அதாவது நான் இந்த பரவெளியாய் இருக்கிறேன் கிரியேஷன் அதாவது தோற்றம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ஈஸியா புரிய முடியும் எப்படி புரிய முடியும்னா சிவன் இருக்கிறாரு சக்திக கூடால சேர்றாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா நான் நான் இருக்கிறேன் முதல்ல சிவ தத்துவம் நான் ஒரு டைனமிக் எனர்ஜி இருக்குது அந்த டைனமிக் எனர்ஜி சேரும் போது என்ன நடக்குதுன்னா சதாசிவ தத்துவம் வந்து உருவாகுது சதாசிவன் தத்துவத்துல என்ன நடக்குதுன்னா சிவனுக கூடால ஏதோ ஒண்ணு சேருது அந்த நானுக கூடால இந்த பரவெளி சேருது பறவெளியும் நானும் ஒன்று அப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த நிலைக்கு பேரு வந்து சதாசிவ இந்த சதாசிவ தத்துவம் வந்து அது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது ஆனா அந்த வெட்ட வெளியையும் அந்த ஈஸ்வர தத்துவத்துல உள்ள வச்சு பார்க்கும்போது டெக்ஸ்ட்லயும் வாசிக்கும் போது அது ரொம்ப கிளியர் சிம்பிள் சிம்பிளா சொல்லலாம் இந்த பரவழியும் நானும் சேரும் போது சதாசிவ தத்துவம் அவ்வளவு உம் இத பல பல பல விதமா வந்து ஆட்கள் எழுதியிருப்பாங்க வாய்டுன்னு சொல்லுவாங்க சூன்யதான்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த சுத்தமான நிலை இந்த சுத்தமான நிலையில இருக்கும் போது நம்ம அந்த பாடி கான்சியஸ்னஸ் எதுவுமே இருக்காது நான் ரமேஷ் நான் இப்படி இந்த உலகத்துல நான் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது நம்ம பாடியே இருக்கிறது தெரியாது அதனாலதான் இந்த நிலையை அடைந்தவங்க வித்தியாச வித்தியாசமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதியிருப்பாங்க இப்போ ப்ராஃபட் முகமது அவர் வந்து என்ன சொல்றது இத உணர்ந்துட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த கதையில படிக்கும்போது அந்த ஒரு பெட்ஷீட்டை வச்சு என்ன மூடி மூடி விடுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்பாங்களாம் அது என்னன்னா அது ஒரு கூச்சம் ஒரு துணி போடாம நட் ரோட்ல நின்னாச்சுன்னா எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் அந்த அளவு கூச்சமா இருக்கும் ஏன்னா இந்த ஐடென்டிட்டி எல்லாமே போயிடும் பாடி கான்சியஸ்னஸ் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அது இந்த சுத்த தத்துவம்னு சொல்றது சிம்பிளா சொல்ல பார்த்தோம்னா சொல்லலாம் சரியா அவ்வளவுதான் எப்படி ஒரு ஆள் எப்படி நின்றுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாருன்னா இது வந்து இந்த புக்கிலேயோ என்ன சொல்றது ஒரு ஆள்கிட்ட சொல்லி இப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து நமக்கு உள்ளால நம்ம வந்து உணர்றது ஸோ அது ஒண்ணு அது ஒரு தத்துவம் அடுத்தது இந்த சதாசிவ தத்துவம் நான் சொல்றேன் இல்லையா இந்த சதாசிவ தத்துவத்துல என்னெல்லாம் இருக்குது ரெண்டு இருக்குது சி ஒண்ணுதான் இருக்குது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னா இருக்குது நான் இப்படி பறந்து இருக்கிறேன் பறந்துருக்கேன்னா எவ்ரி திங் அதாவது இந்த இந்த உலகத்துல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பொருட்கள் அதுல இருக்காது அந்த வெட்ட நான் வந்து வெட்ட வெளியா மாறினா எப்படி இருக்கும் வெட்ட வெளியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா அந்த நான் அந்த வெட்ட வெளிய கூடால இப்படி பறந்து அது சதாசிவ தத்துவம் இந்த சதாசிவ தத்துவத்துக்கு மேல போகும்போதுதான் என்னது சிவனும் சக்தியும் நமக்கு தெரிய வரும் அதுல அந்த சிவன் சக்தி அதுக்கு மேல போனவங்க சொல்லக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் சொல்லும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அது வந்து அந்த சிவனை உணரும் போது அந்த நான் என்னுடைய உண்மையான தன்மையை நான் வந்து உணர்றேன் அது வந்து ஓ நான் தான் சிவன் புரியுது இல்லையா நானும் நீங்களும் சிவன் கிடையாது புரியுது இல்லையா அந்த நான் சிவனை உணரும் போது அந்த நிலைக்கு பேர் தான் வந்து அந்த நிலை டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிலவங்க சொல்லுவாங்க யாரு மன்சூரர் ஹல்லஜ் சொல்லியிருப்பாரு ஐ எம் தி ட்ரூத் அவர் கல்லறிஞ்சோ என்னதோ அடிச்சோ கொண்டாங்க எப்படியோ அவர் இறந்தாரு அவர் சொன்னது ஐ ஆம் த ட்ரூத் இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடியது இந்த சித்தர்கள் இல்லைன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல் எந்த மதமா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் இந்த அஞ்சு தத்துவங்கள்ல உள்ளத உணர்ந்தா தான் அவங்களால இந்த மாதிரி வார்த்தைய சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது சிம்பிள் இதெல்லாம் அவங்க வந்து கதை சொல்றது கிடையாது அதான் நான் சொல்ல உண்மையிலேயே உணர்ந்துருக்குறாங்கன்னா ஒரு நாலு அடி அடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது பாடி கான்சியஸ்னஸ் இருக்காது ஸோ இந்த சைக்கிள் தான் அப்படியே கண்டினியூஸா சுத்தி சுத்தி வருது அதாவது ஒரு தோற்றம் தோற்றம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிவன் முதல்ல போதம் இருக்குது அந்த போதம் வந்து அதாவது நாதம் அண்ட் பிந்துனியும் அப்படியும் வந்து சொல்லுவாங்க இந்த சிவனை வந்து நாத தத்துவம் நாதம்னா என்ன சவுண்ட் பிந்துன்னா டாட்னு சொல்லுவாங்க நாதம் நாதம்னா என்ன சவுண்ட் சவுண்ட்னு சொன்னோம் இல்லையா கிறிஸ்டியானிட்டியில பைபிள்ல ஜெனசிஸ்ல எழுதிப்பாங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அதாவது ஒரு மூமெண்ட் வந்து உண்டாகுது ஒரு வார்த்தை இருந்தது தேவ ஆவியானவர் ஒரு மூமெண்ட் அவர் உண்டாக்குது அதை வந்து ஸ்பந்தானியம் சொல்றாங்க ஹிந்துவிசத்துல ஸ்பந்தான்னு சொல்றாங்க அது என்ன காஷ்மீரி சைவிசமா ஏதோ ஒண்ணு அதுல வந்து ஸ்பந்தான்னு சொல்றாங்க இல்லைன்னா வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே பிரின்சிபிள தான் அந்த இதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா பஞ்சபூதங்கள் இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆகுது இதே லாஜிக் அதாவது இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகா ஆகாயம் எல்லாம் இருக்குது அது அந்த கிரியேஷன் ஒரு வீடியோ முன்னாடி போட்டது அதை நீங்க பாருங்க இதே லாஜிக் தான் ஒன்னுல இருந்து என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு என்ன ஒண்ணா கிரியேட் ஆகிறது மாதிரியே இந்த சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் ஒன்றா சேர்ந்து முதல்ல சதாசிவ தத்துவத்தை உருவாக்குது சதாசிவம்னா நான் எல்லாமாக இருக்கிறேன் அதுல இருந்து அந்த மூணு ஆக்ஷன் நாலெட்ஜ் ஆக்ஷன் நாலெட்ஜ் ஞானா இது மொத்தம் மூணு உண்டு அறிவு கிரியா இந்த இந்த என்ன சொன்னேன் இல்லையா இந்த மூணும் ஒவ்வொன்றா ஆக்ட் ஆகும்போது ஒவ்வொ இந்த ஒன்னா இருந்தது துண்டு துண்டா பிரியுது சதாசிவத்துல இருந்து ஒன் பெரிய வெட்ட வழியா இருந்த இருந்த நான் ரெண்டா பிரிஞ்சு நான் வேற வெட்ட வெளி வேற அப்படின்னு வருது அது வந்து ஈஸ்வர தத்துவம் அடுத்தது இந்த சுத்த வித்யான்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா அது நான் அறிவா இருக்கிறேன் அதுக்கு கீழே இந்த சக்தின்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல அந்த சக்தி வந்து இந்த மாயாவை உண்டு பண்ணுது மாயாவை உண்டு பண்ணி அத மாயா தத்துவானி அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஆனா வந்து அதுல இருந்து படிப்படி படிப்படியா கீழே இறங்கி இந்த மற்றது எல்லாம் காதுல காது கண்டு மூக்கு இதெல்லாம் ஃபார்ம் இப்படின்னு வருது இது கிரியேஷன் இந்த கிரியேஷன் கதையை நீங்க எல்லா புராணங்களையும் படிக்கலாம் சரியா எல்லா புராணங்கள்லையும் நீங்க படிக்கலாம் கிரியேஷன் எடுத்து வச்சு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பிரம்மா இருந்தாரு ஒரு என்ன சொல்றது ஆணும் பெண்ணும் எப்படி சேர்ந்து ஈக்குவலா போது அந்த நான் பல பலதாக பிரிந்தது இதனால எல்லாம் தான் இந்த பிரம்மாவை பற்றி இந்த விரட்டி விரட்டி கல்யாணம் பண்ணுவாரு சரஸ்வதியா ஏதோ ஒரு தேவியார் அப்படின்னு எல்லாம் புராணங்கள் எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு நமக்கு மீனிங் தெரியாது இந்த தத்துவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த கதைகள் அவ்வளோ எழுதியிருக்கிறாங்க அவ்வளோ எந்த புராணால எந்த தோற்றம் எப்படி உலகம் தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிஸ் இதை எப்படி வெரிஃபை பண்ண முடியும் இது இப்படிதான் தோன்றுச்சுன்னு சொல்லி எப்படி ஏன்னா தோன்றும் போது நான் இல்லை அப்படிதானே நம்ம நமக்கு தெரியல சின்ன குழந்தையா இருந்திருப்போம் நமக்கு தெரியல அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா திரும்ப போகும்போது நம்ம திரும்ப இந்த சுத்த வித்யா நிலை சாதா நிலைமையில மாயாக்க கீழே இருக்கும்போது நம்மளால அதை உணர முடியாது அசுத் அசுத்த தத்துவால இருக்கும்போது அதுலயே நம்ம வந்து நம்ம அகங்காரா உம் வேர்ல்டு லெவல்ல நம்ம இருந்துட்டு இருக்கும் போது இதை உணர முடியாது இதுல இருந்து வெளியில வந்து இந்த சுத்த தத்துவங்கள் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ண உணர்ந்தாலே நமக்கு வந்து ஓஹோ இதுதான் இந்த உலகம் வந்து அந்த நிலைமைக்கு போகும்போது இந்த உலகம் மறைந்து விடுகிறது அது நமக்கு தெரியும் இந்த ஆத்மனோட ரியல் நேச்சரை வச்சு பேசக்கூடியதுதான் இந்த அஞ்சு தத்துவங்களும் இந்த உலகம் மறைந்து விடும் அடுத்தது ஈஸ்வர தத்துவத்துக்கு நம்ம போகும்போது இந்த பிரிவினை இருக்கும் சதாசிவத்துக்கு போகும்போது எல்லாம் ஒன்னாகும் அதுக்கு மேல போகும்போது வெளிச்சம் நம்ம வந்து நம்மளோட உண்மையான தன்மையை உணர்வோம் அது உண்மையான தன்மைன்னா என்ன இந்த வெளிச்சமா இருக்கும் வெளிச்சம் கிடையாது எப்படி சொல்றது ஆயிரம் கோடி உம் சூரியன்கள் பிரகாசிக்கிற மாதிரி வந்து அது ஒரு நிலை ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க அத நான் கடவுளுக்கு கூடால கடவுளுக்கு நேச்சர் அடையும் போது அந்த நமக்கு ஒளி உடம்புன்னு சொல்லி அது நம்ம படிச்சுப்போம் வள்ளலார் அது படிச்சிருக்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த ரெவல்யூஷன்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள்லயும் அது வரும் அது வரும்போது அது என்ன நான் அதாவது நமக்கு தெரியும் நான் வந்து நான் அடுத்தன நான் சிவனை உணரும் போது எனக்கு சிவபெருமான் அவருடைய பெயரை கொடுப்பான் புரியுது திருமந்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா இதான் வரும் சிவபெருமான் சிவபெருமானுக்கு பெயரை எனக்கு கொடுப்பான் அப்ப நானும் எனக்கு பேரும் சிவன் அப்படித்தானே வெளிப்படுத்தின சேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனமும் அஞ்சாம் வசனமும் எடுத்து வாசித்து பாருங்க அது பைபிள் உள்ளதுங்க <laughs> பைபிள் இதெல்லாம் உண்டு அது என்ன சொல்லிப்பாங்கன்னா they will see his face and his name will be on their four heads அதாவது சிவ அதாவது என்ன சொல்றது கடவுளை பார்க்கும்போது கடவுளுடைய பேர் எனது நெற்றியில் எழுதப்பட்டு இருக்கும் பட்டிருக்கும் அதான் அதோட மீனிங் இதத்தான் திருமந்திரத்துல நான் சிவனை பார்க்கும்போது சிவன் சிவனுக்கு அடையாளத்தை எனக்கு தருவார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க உம் இதுல அப்படியே வரும் there will be no more night in the city and they will have no need for the light of a lamp or of the sun For the Lord God will shine on them and they will reign forever and ever. அதாவது அந்த இடம் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த நிலையை சிவனுடைய அந்த நிலையை அடையும் போது அங்க வந்து சூரியன் சந்திரன் அது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது இந்த அஞ்சு தத்துவங்கள்லயே இருக்காது இதுல எந்த நிலையை அடைஞ்சாலும் இந்த சூரியன் சந்திரன் அது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அந்த வெளிச்சம் தரக்கூடியது வந்து எதுல இருந்து சிமெண்ட் இருந்து வர்றது இதுக்கு காலம் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உம் கால தத்துவங்கள்லாம் ரொம்ப கீழே உள்ளது ஸோ காலத்தை கடந்தவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்னைக்குமே சாவே கிடையாது இதுதான் சாவை பைபாஸ் பண்ணி போகக்கூடிய வழி அந்த நிலைமையே அடைஞ்சவங்க இப்போ ஏசு கிறிஸ்துவும் சொல்லியிருப்பாரு you are the light of the world நம்ம தான் உலகத்துக்கு நீங்கள் உலகுக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அது நம்ம சும்மா அப்படியே வச்சு பார்த்தாச்சுன்னா ஓ ஏதோ நம்ம ஏதோ நல்லது பண்றோம் அதனால நீங்க வெளிச்சமா இருக்கு அப்படிலாம் கிடையாது அதுக்கு பயங்கர மீனிங் உண்டு ஸோ இது இவ்வளோ இந்த மெயினான சைவ சித்தாந்தத்துல உள்ள அஞ்சு தத்துவங்கள் இது வந்து பிராக்டிக்கலா உணரக்கூடிய நிலை இதுல இருந்து மற்றதெல்லாம் வந்திருக்குது இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா எதனால இந்த அஞ்சு தத்துவங்கள் இம்பார்ட்டன்ட்னா இதுதான் பல பல பல பல பின்னாடி வந்த டெக்ஸ்டுக்கு அடிப்படை இது வந்து சும்மா தியரட்டிக்கலா வந்து படிச்சுட்டு ஓ இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்தமா எல்லாமே மாறிடும் நிறைய இந்த நிறைய புக் அதுக்கு பேர்லாம் சொல்ல வரல ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் உள்ள போய் பார்த்தோம்னா தான் இதை காப்பி பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதை காப்பி பண்ணி அவங்க வந்து என்ன ஒரு கடவுள் இப்போ விஷ்ணுன்னா விஷ்ணுவுக்கு பேரை போட்டுட்டு விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க எழுதிட்டு அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா கடைசியில திரும்ப மேல போகும்போது விஷ்ணுவுக்கு ஒரு நில உண்டு மாயாங்கிறது தான் வந்து சைவ சித்தாந்தத்துல விஷ்ணுக்க பொசிஷன் வந்து அந்த மாயா அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அதான் மாயோன்னு வர்றது இப்போ விஷ்ணுவை தூக்கி மேல சிவனுக்கு லெவல்ல வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எழுதியாச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் அது உள்ள போகும்போது அதுக்கு வேற என்னது இல்லாம பேரை கொடுத்து கஷ்டப்பட்டு அது ஒண்ணு பண்ணிருக்காங்க இந்த கிரியேஷன் டிசல்யூஷனை வச்சு பண்ணக்கூடியது வேற என்ன இந்த இது ஸ்ரீ சக்ரா ஸ்ரீ சக்ராவும் இதே கதையில வரக்கூடியதுதான் இப்ப எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்நாமம் அதுல சும்மா தேவிக்கு பேரை போட்டு இந்த தேவி அந்த தேவி இந்த தேவி இந்த தேவி எல்லாம் எழுதியாச்சு ஒவ்வொரு தேவிக்கும் ஃபங்க்ஷனும் இல்லாம வச்சு ஃபில் பண்றாங்க அந்த தத்துவங்கள் இந்த பேசிஸ்ல தான் அந்த ஹோல் செட்டப்பே இருக்குது அதை நான் வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி